ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத் பரபிரம்ம லக்ஷ்மி ஸ்ரீ ஓம் குருவே நமக ஓம் சிவோம் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து புதன் கேது சேர்க்கை நல்லா புரிஞ்சுக்க நண்பர்களே இந்த புதன் கே புதனும் கேதுவும் பத்து டிகிரிக்குள்ளேயோ இல்லை பதினஞ்சு டிகிரிக்குள்ளாரையோ இருந்தால் அந்த பலன் நிச்சயமாக அந்த பாவத்திலேருந்து உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தும் லக்கினார் பெரியடிகள் சொன்னால் கண்டிப்பாக அந்த பலனே உங்களுக்கு பொருந்தும் இந்த புதன் கேது சேர்க்க ஒரு புதனை விட்ட கேது வந்து ஒரு இருபது டிகிரி தள்ளி போச்சுன்னா ஒரு ஐம்பது சதவீதமாக நீங்கள் வச்சுக்கலாம் அவருடைய பலன் முதல்ல புதனோட காரகத்துவங்கள் என்னன்னு நான் முதல்ல சொல்லிடுறேன் புதன் வந்து ஒரு காதலுக்கு சம்மந்தப்பட்டது நீங்கள் பேசும் பேச்சு அதுவும் நகைச்சுவையான பேச்சு அண்ட் ஆர்குமெண்ட்டாக பேசுவாங்களே வாக்கு பார்த்தா அப்படி யாருமே பேச முடியாத அளவுக்கு திறமையாக பேசுகிறது அறிவுபூர்வமாக பேசுகிறது அப்புறம் வந்து டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட்டு கொண்டு ப்ரூஃப் இருக்குல்ல ப்ரூஃப் சம்மந்தப்பட்ட ஒரு டாக்குமெண்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டு இதெல்லாமே புதனக்கேட்டில் வரும் அப்புறம் வந்து அந்த ஆடிட்டிங்கு கணக்கு பார்க்குறது கணக்கு வழக்கு எல்லாமே புதனில் அப்புறம் எழுத்தாளர் நகைச்சுவை இப்போ நகை நடிகர்லேயே நகைச்சுவை நடிகர்கள் அப்புறம் வந்து தரம்பு சம்மந்தப்பட்டது தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பாகங்கள் அப்புறம் கை தோல் அப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோனில் ராகுகளில் வந்தாலும் நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணி தகவலை சொல்கிறீங்க இல்லையா அதெல்லாமே புதனில் தான் வரும் இப்போ கேதுவின் கரகத்துவங்கள் பார்த்திங்கன்னா தனிமையாக இருக்கிறது எதை நோக்கியுமே ஒரு ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்குது எப்பயுமே ஒரு த ஆழ்ந்து சிந்திக்க ஆரம்பித்தா ஒரு தனிமையை விரும்ப ஆரம்பிக்கும் ஒரு அமைதியை விரும்ப ஆரம்பிக்கும் அது இது இறப்புக்கு ஏறக்குறைய பார்த்திங்கன்னா இது புதனுக்கு கொஞ்சம் எதிரின்னு சொல்ல முடியாது என்னென்னா புதனோட காரகத்துவங்களையும் ரொம்ப அதிகமாக வலுத்து இருந்தால் இந்த ஆர்குமெண்ட் ஞானம்னு ஒன்று இருந்தால் இருக்கும் எப்படி இருக்கும் அதுதான் இந்த கேதுவின் தன்மை அப்புறம் வந்துட்டு ஆயுர்வேதம் ஆயுர்வேதாலாம் வந்துட்டு கேதுவில் வரும் அப்புறம் சித்தா அப்புறம் கெமிக்கல் மருந்துலேயே மருந்துலேயே பண்ணி கெமிக்கல் கலக்கான மருந்து சொல்லுவீங்களா அதெல்லாமே கேதுவோட இதில் வரும் அதுவும் இல்லாமல் இந்த புதன் கேரிசருக்கு இருக்கிறவங்களுக்கு இயல்பாகவே வந்துட்டு காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் உங்களுக்கு இயல் வச்சுருப்பாங்க ஃபஸ்ட்டு இவங்க காதலுங்கிறது இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும் வந்துடும் ஆனால் ஏழாம் பாவம் ஐந்தாம் லக்கினா லக்கினாபேடு சம்மந்தப்பட்ட நிச்சயமாக அவங்க காதல் பண்ணியிருப்பாங்க ரொம்ப ஒன் சைட் லவ்வாகவே போய் தீவிரமாக அவங்க லவ் பண்ணி அதுவும் ஒன் சைட் லவ்வாகவே ஃபெயிலியர் ஆகும் எல்லாம் ரிலேஷன்ஷிப் இவங்க போனதுக்கப்புறமும் ஒரு பிரிஞ்செடுக்கிற நிலைமை வந்துடும் இதனால் திருமணம் ஆன பிறகும் அந்த காதல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆசைகள்ங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க மட்டும் புதன் கேசரிங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட தேடல் ஜோரிடம் குறித்த தேடலுங்கிறது வந்து இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதாவது ஜோதிடம் மட்டும் இல்லைங்க இவங்க வந்து நாலேஜுங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடாகவோ ரிலேட்டடாகவோ போனீங்கன்னாவே இவங்களுக்கு ரொம்ப அதிகமாகவே போவாங்க பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் இவங்க தான் பிஹெச்னா இவங்க எல்லாருமே பிஹெச்டி பண்ணிட்டு போகிறதில்ல ஒரு ஹையாக ஒரு ஹையாக இருப்பாங்க ஒரு ஒரு விஷயத்தை பற்றி நம்ம நிறையா படிச்சுட்டு ஒருத்தர்கிட்ட பேசும்போது டீட்டெயில்டாக அப் டு ஆர் கம்ப்ளீட்டாக அதை பற்றி ஃபுல்லாக பேசிடுவாங்க நீங்கள் அவங்ககிட்ட எடுத்து கேட்கவே முடியாது ஏன்னா இவங்க ப்ரூஃப் காமிச்சு வாங்கிட்டு அப்படி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுவும் இல்லாமல் இவங்க டெசிஷன் எடுக்கிறங்கிறதுல வந்துட்டு நிறைய தடுமாற்றம் ஏன்னா புதன்கிறது டெசிஷன் டெசிஷன் எடுக்கிறதுக்கு லாஜிக்கலாக எடுக்கிறங்கிறது புதன் தான் இல்லை கேது சென்டரில் என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க புதன் கேசருக்கு இருக்கிறவங்க அதிகமாக சந்தேகப்படுவாங்க ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய நிறையா தடவை யோசிப்பாங்க பண்ணலாமா வேணாமா ஒரு குழப்ப நிலையை கொடுத்துட்ற இவங்களுக்கே இவங்க வந்து ஒரு ஆராய்வாங்க ஆராயுவாங்க ஆராய்ஞ்சிக்கிட்டே இருப்பாங்க இது எடுக்கலாமா வேணாமா பண்ணலாமா பண்ணினா பிரச்சனை வருமா வரமா வராரா அப்படிங்கிற மாதிரியே இவங்களுக்கு உள்ளார போயிடும் ஆனால் கடைசியில் ஏதோ ஒரு தத்து மாதிரி எடுத்துருவாங்கன்னு வைங்க அதுதான் பிரச்சனையே இவங்களுக்கு பட் ஆனால் எடுக்கிறது கொஞ்சம் க்ளீனாக இருக்கும் ஏன்னா இவங்க நாலேஜ் யூஸ் பண்ணி எடுக்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப திறமையாக இருக்கும் இவங்க இந்த புதன் கேர் வந்து ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ சம்மந்தப்பட்டு லக்கினார் பெரியக்கூடிய சம்மந்தப்படுத்தி சம்மந்தப்படுத்தியிருந்தால் உள்ளுணர்வு இவங்களுக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்குங்க ஏன்னா ஒரு விஷயம் முன்னாடி நடக்க போனால் இவங்களுக்கு நடக்குமா நடக்காது அப்படின்னு முன்னாடியே இவங்களுக்கு ஒரு மனதுக்குள்ளாதே ஒரு உள்ளுணர்வுங்கிறது இவங்களுக்கு அதிகமாக செயல்படும் இந்த புதன் வந்து ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் லக்கினாதிபதி லக்கணத்தை கூட தொடர்பு பெற்றால் கண்டிப்பாக இருக்கும் அதேமாரி இவங்க வந்து கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த எழுத்தாற்றல்னு சொல்லுவீங்களா இந்த கதை கவிதை எழுதுறது இந்த பத்திரிகை தொழில் மூலயமா இந்த ஆங்கராக இருக்கிறது அதில் வந்து செய்தி வாசிப்பாளர் இவங்கெல்லாம் இந்த அந்த அது சம்மந்தப்பட்ட தொழிலில் இவங்களுக்கு அதிகமாக வரும் அந்த ஜோதிட ஜோதிடத்தில் வந்து பதி புத்தகங்கள் வெளியிடுறது பதிப்பகம் வச்சு நடத்துறது ஜோதிட துறையில் பத்திரிகை ஆசிரியராக இருக்கிறது இதெல்லாம் இந்த காம்பினேஷன் வந்து அவங்களுக்கு ஹை லெவலில் உண்டு இவங்களாம் இயல்பாகவே ஜோடம் கற்றுக்க முடியுங்க அவங்கள நாலேஜ் அதிகமாக அவங்களுக்கு இருக்கும் அதே இந்த புறன்கேர சேர்க்கை வந்து ஆறாம் இடத்துலையோ இல்லை எட்டாம் இடத்துலையோ மறைஞ்சிருந்தா திறமை அதிகமாக இருக்கும் நாலேஜ் அதெல்லாமே ஆனால் இவங்க வந்து அவங்க புதன்கிறது மாமாவையும் குறிக்கும் அவங்க மாமாவழி சொந்தத்தில் மாமாவழி உறவுலேயும் யாராவது வந்து துர்மரணம் அடைஞ்சிருக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் இந்த புதன் கேது சேர்க்கை நெருங்கி ஆறாம் இடத்துலையும் எட்டாம் இடத்துலையும் இருந்தால் அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனையும் அவர் உங்கள் ஜாதகருக்கு அதிகமாக கொடுத்துரும் இல்லை ஸ்கின் சம்மந்தப்பட்டது ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவர் அவர் வந்து ஜாதகரே ஃபீல் பண்ணுவார் ரெண்டு கையில் கையில் வந்து நடுக்க வர்றது ஷிவரிங் ஆகுறது அப்புறம் நெற்றியில் ஏதாவது பிரச்சனை அந்த மாதிரி வரும் உங்களுக்கு இவங்களுக்கு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னாவே இந்த கான்ட்ராக்ட்டு ஒரு கான்ட்ராக்ட் விசிட்டில் சம்ம சம்மந்தப்பட்டதில் ஒரு ப்ரூஃபு மிஸ் ஆனது அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் இவங்க இயல்பாக அதிக அதிகமாக இவங்க மாற்றுவாங்க இது எப்படின்னா மூணாம் பாவத்தோடையோ புதன்கிழமை சம்மந்தப்பட்டிருந்தாவோ அப்போ டெசாபுட்டி நடத்தினாவோ அது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்புறம் வெளியில் வரும் இது எல்லாமே இந்த குறிப்பிட்ட சம்பவங்கள்லாம் தசாபுட்டியோ அந்தரமோ போது தான் வெளியே போகும் ரெண்டு சேர்க்கை இரண்டு இந்த புரணிக்கிற சேர்க்கை வந்துட்டு லக்கினத்திலேயே இருந்தால் ஜாதகர் வந்துட்டு எப்பயுமே அதிகமாக யோசிச்சு தான் முடிவெடுப்பார் யோசிக்காமல் முடிவெடுக்க மாட்டார் ஆனால் என்ன குழப்பமாகவே இருப்பார் கொஞ்சம் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு பல நிலைகள் தாண்டி தான் போவார் இரண்டாம் பாவத்தில் அந்த புரணிக்கிற சேர்க்கை சம்மந்தப்பட்டிருந்தாலும் பார்த்தாலோ அங்கேயே இருந்தாலோ அவர் பேசி அவர் பேசுகிறதுலையே அவர் அவர் மீதி ஒரு ஒரு விஷயம் நம்மளால் பேச முடியாது அப்படியே கரெக்டாக பேசுவார் அதுக்கெல்லாம் ப்ரூஃப்லாம் எடுத்து காமிப்பார் மூணாம் பாவத்தில் வந்து மூணாம் பாவத்து மூணாம் பாவத்தில் இருந்தால் பத்திரிகை வாசிப்பாளர் ஜோதிடத்தை துறை உங்களுக்கு நிச்சயமாக க கொடுத்தே அவங்க அப்புறம் வந்துட்டு மீடியா கம்யூனிகேஷன் மூலயமா கம்யூனிகேஷன் மூலியமாக உங்களுக்கு புகழ்பெறும் இப்போ நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் யூடியூப்பில் நான் பேச உங்களுக்கு தெரியல யாருன்னு ஆனால் ஒரு பேச்சின் மூலயமா தான் ஒரு விஷயத்தை நான் தொ தொடர்பு படுத்திக்கிட்டு இருக்கேன் இதெல்லாமே புரன்கேரி சேர்க்கையில் வரும் சரிங்களா இது எனக்கு இல்லைன்ற சேர்க்கை ஆனால் வேறு மாதிரி இருக்குது புரன்கேரி இப்போ நாலாம் பாவத்தில் புரன்கேரி சேர்க்கையாக இருந்தால் வந்து எந்த விஷயத்தையும் ஆழ்ந்து சிந்தித்து உள்ளார போகணும் எப்பயுமே நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அண்ட் சில நேரத்தில் வந்து புதன் வலுத்திருந்தா வேறு வகையில் புதன் வலுத்திருந்தா வந்து தனக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ரொம்ப கராராகவும் இருப்பாங்க ரொம்ப இதாகுவாங்க இந்த மூணாம் பாட்டு புறணிக்கிற சில பேர் வந்துட்டு புறணிக்கிறதுக்கு இந்த குறுக்கு எழுத்து நெட் எழுத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரியும் இருக்கும் அந்த மாதிரியும் எழுத ஆரம்பிச்சிடுவாங்க எழுத்துங்கிறது வந்து அவ்வளோ அழகுங்கிறது உங்களுக்கு இருக்காது எழுதுன்னு ஐந்தாம் பாவம் புதன் கேது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இறப்ப இயல்பாகவே இருக்கும் இது வந்து ஒரு உங்களோட கிரியேட்டிவ்னஸை குடிக்கக்கூடிய இடம் சரிங்களா அது சம்மந்தம் அது அக்கௌல்ட்டெல்லாம் உள்ள இந்த ஜோதிடம் சம்மந்தப்பட்டெல்லாம் போகும்போதுனா இந்த ஐந்தாம் இடம் தான் கை கொடுக்கும் இந்த ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் அதெல்லாம் கை கொடுக்கும் ஆறாம் இடத்துல வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட நோல் தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அங்கெல்லாம் கை கொடுக்கணும் ஏழாம் இடத்துல புலன் கேர்ஸ் இருக்கிறதா உங்கள் பார்ட்னர் விட்டு நீங்கள் பிரியிற நிலமை வரலாம் இல்லை உங்கள் பார்ட்னர் விட்டு நீங்கள் தள்ளி இருக்கிற நிலைமை வரலாம் உங்கள் பார்ட்னர் வந்து என்னென்னா உங்கள் பார்ட்னர் வந்து புலன் கேர் சம்மந்தப்பட்ட பாவம் உங்கள் பார்ட்னருக்கு ஒன்று சில நேரத்தில் டேலண்டாகவோ அறிவாகவோ ரொம்ப இளமையாகவும் பார்க்கறதுக்கு இருப்பாங்க இதே ஒன்பதாம் பாவத்தில் புறன்கீரை இருக்கிறங்க போது உங்கள் தொழிலால் நீங்கள் மட்டும் உங்கள் ஒரு தொழில் சேர்ந்து எழுத்து இல்லைனா ஒரு பேச்சால் நீங்கள் ஏன் பண்ணீங்கன்னா அது வந்து மிகச்சிறந்த ஒரு பொருளை கொடுக்கும் இந்த ஒன்பதாம் பாவம் பத்தாம் பாவம்லாம் பதினொன்றாம் பாவங்கிறது வந்து உங்கள் மனைவியின் காதலை குறிக்கும் இந்த பதினொன்றாம் பாவம் பன்னிரெண்டு பன்னெண்டாம் பாவம்லாம் இந்த பன்னெண்டாம் பாவம்லாம் பன்னெண்டாம் பாவத்தில் புரன் புரன்கீரை இருந்துச்சுன்னா இந்த நீங்கள் வந்து புக்ஸுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக செலவு பண்ண ஆரம்பிங்க புரன் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் புக்ஸு இல்லை நரம்பு சம்பந்த மருத்துவ செலவு அதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது தேவை தேவை வந்துட்டு படிக்கிறதுக்குன்னே நீங்கள் வாங்கி வாங்கி கொட்டி கிடக்கிற மாதிரி அதுக்காகவே நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான இது வரும் அது சில நேரத்தில் வந்துட்டு கான்ட்ராக்ட் நீங்கள் தவறான ஒரு வெளியில் வந்து அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருந்தீங்க அதில் ரிலேட்டடாக வேலை செலவும் சில நேரத்தில் கொடுக்க வரும் புதன் வீக்காகி மற்ற கிரகங்கள்லாம் பார்வையை பொறுத்து அதை கொடுக்குங்க பொது இந்த இந்த கை ரேகை கொடுத்துருக்கேன் இல்லையா இதுதான் வந்துட்டு அந்த இந்த நேர் கோடுச்சுங்க அந்த ஏன் சுண்டு விரலுக்கு கீழே அந்த ரேகை கொடுத்துருக்கேன்னா அந்த நேர் கோடுங்கிறது வந்து அது வந்து புதன் ரேகை அந்த சுண்டு விரலுங்கிறது புதன் புதன் இது அதனால் அது கீழே வரலாமே புதன் ரேகை அப்படி கோடு இருந்து அந்த கேது நடுவில் வந்து ரவுண்டு மாதிரி இருக்கு இல்லையா அந்த நடுவில் கட்டான மாதிரி ரவுண்டு மாதிரி அதை வந்து கேது வளையம்னு சொல்லுவாங்க இது வந்து புதன் கேது சேர்க்கை இந்த இது உங்கள் ஜ உங்கள் கையில் இருந்தால் இந்த சேர்க்கையும் ஜாதகத்தில் சேர்க்கையும் ரெண்டுமே ஒன்று தான் சரிங்களா இப்போ கையை நினச்சி சொல்கிறேன் ரெண்டுமே ஒன்று தான் நன்றி ஓம் சிவோம் ஓம் சிவோம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு சாஷாத்